ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க அதுவும் top and bottom zari border இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு சாரியாக பார்த்துடலாம் அதுவும் எஸ்பெஷலி இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சாரீஸ் வந்து நிறைய பேர் வந்து ரீஸ்டாக் பண்ணுங்கள் நிறைய போடுங்க இந்த பட்ஜெட்டில் எஸ்பெஷலி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதுக்காகவே இந்த வீடியோவில் நம்ம இந்த சாரீஸ் வந்து உங்களுக்கு காட்டுறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சாரீஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த சாரீ வேணும்னா புக் பண்ண சொல்லிக்கலாங்க பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் கலரில் வரும் பாடியில் வரக்கூடிய butta gold tested zari body of sari violet colour இது வந்து ஒன்றரை வார்ப்பு சாரீங்க ஒன்றே முக்கால் டபுள் வார்ப்போட கம்பேர் பண்ணும்போது திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சாரீஸ் தான் அண்ட் பியூர் சில்க் சாரீ வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நான் வந்து பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் இந்த சாரீஸ் வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயே செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஏதாவது ரெஃபரன்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வீடியோஸுடைய லிங்க்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க் யூஸ் பண்ணி அந்த வீடியோ பார்த்து வீட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது second sari five double one சாரியுடைய நம்பர் ஃபைவ் டபுள் ஒன் பல்லூன் ப்ளவுஸ் வந்து சில்வர் கிரே கலரில் இருக்குது பாடி ஆஃப் சாரி க்ரீனில் இருக்குது இதில் இதில் வந்து உங்களுக்கு காப்பர் டெஸ்ட் சரி யூஸ் பண்ணியிருக்கோங்க ஸோ சில இதில் கோல்டும் வரும் சில இதில் காப்பரும் வருங்க ஸோ எதில் காப்பர் எதில் கோல்டுங்கிறது நான் ஒவ்வொரு சாரிக்குமே நான் தனியாகவே சொல்லிடுறேன் இந்த சேரீயில் ஃபுல்லாக காப்பர் கலர் சரிங்க ஜரியை பொறுத்த வரைக்கும் டெஸ்டட் சரிங்க அவ்வளோ சீக்கிரம் கருத்து போகாது அண்ட் இதெல்லாமே பியூர் சில்க்குங்கிறதுனால நீங்கள் ட்ரை வாஷ் மட்டும்தான் பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது இந்த பல்லுவன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் ஷேடில் வரும் அதாவது ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்சிங்கில் இருக்கும் பல்லுவன் blouse body of sari mustard yellow copper colour zari வந்திருக்குங்க இந்த சாரீஸுடைய price five thousand five hundred rupees with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ப்ரீபேமெண்ட்லேயும் நீங்கள் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க அண்ட் இந்த மூணு ப்ராசஸையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நல்லா கேட்டுக்கோங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் சிங்கிள் சேரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாம் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது லிமிடேஷன்ஸ் கிடையாதுங்க நீங்கள் சாரியோடைய amount five thousand five hundred மட்டும் நீங்கள் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இல்லைங்க பேமெண்ட்டுக்கு நீங்கள் ஒன்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா மட்டுமே எங்களால் கிராஸ் செக் பண்ண முடியும் இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுடைய number five one three body of sari pink colour பல்லுவன் blouse double shade blue and green mixing இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா காப்பர் கலர் சரிங்க ஃபுல்லாகவே next five one four body of sari green பல்லுவன் ப்ளவுஸ் உங்களுக்கு டார்க் பிங்க் கலரோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ அது பார்க்குறக்கு எப்படி தெரியும்னா கொஞ்சம் பர்பிள் ஷேடு மாதிரி தெரியும் இதுலேயுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே காப்பர் கலர் சரி தாங்க வருது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சாரி தான் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் அடுத்த சாரி அகெயின் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண சாரி பார்சல் வாங்கினதுக்கு அப்புறம் தாங்க நெக்ஸ்ட் சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும் இது ஒரு பாயிண்ட்டுங்க இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து கேஷ் ஆன் டெலிவரிக்கு இருக்குது அந்த த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் முன்னாடியே பே பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அதை நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜஸ் எதுக்கு அப்படின்னா இந்த கேஷ் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ்க்கான சார்ஜஸுங்க அது ஷிப்பிங் சார்ஜஸ் இல்லை sari number five one five body of sari light lavender colour பல்லுவன் blouse purple colour with black காம்பினேஷனோட இருக்கும் இதில் காப்பர் கலர் சரி யூஸ் பண்ணியிருக்கோங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே டாப் அண்ட் பாட்டமில் ஜரி பார்டர் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் ஸோ நியர்லி ஃபோர் இன்ச்சஸ் இருக்குங்க இந்த border sari number five one six body of sari mustard yellow பல்லுவன் ப்ளவுஸ் டில் ப்ளூ கலர் இதுலேயுமே ஃபுல்லாகவே காப்பர் கலர் ஜரி தாங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு மட்டும் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் அண்ட் உங்கள் கண்ட்ரியில் கஸ்டம் சைடில் டியூட்டி டேக்ஸ் பே பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம கலெக்ட் பண்ணுறது ஒன்லி ஷிப்பிங் சார்ஜஸ் தான் ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி அந்த கஸ்டம் சைட் டியூட்டி டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணும்போது அதாவது பார்சல் டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்கும்போது நீங்கள் அதை பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் sari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 பாருங்கள் கீழே லைட்டாக விலகி இருக்கும் இதெல்லாமே காமனாக உங்களுக்கு வந்து எல்லா ஹேண்ட்லூம் சாரீஸ்லையுமே வரக்கூடிய ஒன்று தான் ஸோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்குமே வந்து ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க சில இடங்களில் சில த்ரெட்டு வந்து தெரிய தான் செய்யும் பார்டர் சரி பார்டர் வருது அப்படின்னா அந்த பார்டர்லேயும் கூட அந்த சில்க் த்ரெட் வந்து சில இடங்களில் தெரியுதாங்க செய்யும் புட்டாஸ் வருதுன்னா லைட்டாக விலையே இருக்கும் ஸோ அது வந்து காமனாக எல்லா ஹேண்ட்லூம் சாரீஸ்லேயும் வரக்கூடிய ஒன்று தான் அதுக்கு ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி உங்களுக்கு டபுள் டோனில் வருது லேவெண்டர் ஷேடு தான் ஆனால் டபுள் டோன் பல்லுவன் ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் ரேடியம் க்ரீனில் வந்துடுது இந்த பாடியில் வரக்கூடிய புட்டா வந்து கோல்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியுமே வருதுங்க sari number five one nine பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூலையும் பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலர்லேயும் இருக்குது ஸோ இந்த க்ரீன் பார்த்துட்டிங்கன்னா க்ரீன் நான் சொல்கிறது பேரட் க்ரீன்னா முழுக்க முழுக்க அந்த பேரட் க்ரீன் மாதிரி இருக்கும் பட் இந் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த க்ரீன் பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக வந்து அந்த எல்லோ டச் இருக்கிற மாதிரி இருக்குங்க இதில் வந்து ஃபுல்லாகவே காப்பர் கலர் சரிங்க இந்த பார்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு three to three and half inch தான் இருக்கும் ஃபோர் இன்ச் வரைக்கும் பார்டர் இருக்காது ஸோ சில டிசைன் வந்து ஃபோர் இன்ச் இருக்கும் சில டிசைன் பார்த்துட்டிங்கன்னா பிலோ ஃபோர் இன்ச் பார்டர் இருக்கும் சாரியோடைய length body of sari blouse pallu பல்லுவில் வரக்கூடிய இந்த டிசைன் ஈவன் இந்த பல்லுவில் வரக்கூடிய இந்த டசல் இருக்கு இல்லைங்களா இதையும் சேர்த்து தான் இந்த ஹோல் சாரியுடைய லென்த்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர் இருக்குங்க ப்ளவுஸுடைய லென்த்து எபோவ் செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்குங்க செவன்ட்டிலேருந்து உங்களுக்கு seventy eight seventy nine eighty வரைக்கும் கூட இருக்கும் sari number five two zero pallu and blouse pinkish orange body of sari sari வந்து உங்களுக்கு லைட் ஷேடில் வருது அதாவது pink and very light peach அந்த ஷேடில் வருதுங்க ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குது ஸோ பாடி ஆஃப் சாரி உங்களுக்கு லைட் கலருங்கிறதுனால அதில் வரக்கூடிய அந்த கோல்டு ஒர்க்கு uh, புட்டாங்கிறது லைட்டாக தான் தெரியும் டார்க் கலருக்கு அது நல்லா தெரியுங்க லைட் கலருக்கு புட்டா வந்து கம்மியாக தான் தெரியும் sari number five two one body of sari dark green கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து நல்லா டார்க் பிங்க் கலர்லேயும் இருக்குங்க ஸோ அந்த டார்க் பிங்க்குன்னு சொல்கிறது என்னென்னா லைட்டாக வந்து உங்களுக்கு ரெட்டு மிக்ஸ் ஆன மாதிரியே இருக்கும் அதனால தான் நான் அதை டார்க் பிங்க்குன்னு சொல்கிறேன் இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் அண்ட் பழுவர்க் இருக்குது இது பிளாக் காம்பினேஷனுங்கிறதுனால சாரியில் பிளாக் கலர் த்ரெட்டு சில இடங்களில் விசிபிள் ஆகுதுங்க அதே மாதிரி பிளாக் கலர் த்ரெட் விசிபிள் ஆகிறதுக்கும் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொன்றிலையுமே பிளாக் வருது அப்படின்னா சொல்லிடுறோம் பிளாக் மிக்சிங் அப்படிங்கிறத sari number five double two பல்லுவன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பிங்க் கலர் பேபி பிங்க் பிங்கோட என்ன இருக்குது அப்படின்னா வெரி லைட் ப்ளூ மிக்ஸ் ஆகிருக்குங்க ஸோ அது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப லைட்டான லாவெண்டர் மாதிரி தெரியும் பாடி ஆஃப் சாரி பிஸ்கட் கலர்லேயே பிஸ்கட் ப்ரௌன்லேயே லைட் கலராக இருக்கும் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்கு இந்த சாரியுடைய price five thousand five hundred ஐயாயிரத்தி ஐநூறுபாங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம் ப்ரீபேமெண்ட்டுனா நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணி புக் பண்ணால் போதும் இதுவே கேஷ் ஆன் டெலிவரினா த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணி புக் பண்ணணும் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்னா ஷிப்பிங் சார்ஜஸ் சேர்த்து நீங்கள் பே பண்ணணுங்க ஸோ இந்த மூணு ஆப்ஷனுக்குமே வந்து நீங்கள் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இல்லைங்க sari number five twenty three body of sari உங்களுக்கு பேஸ்டல் க்ரீன் பல்லுவன் ப்ளவுஸ் ஆல்சோ அதே மாதிரி தாங்க பேஸ்டல் ஷேடு தான் ப்ரௌன்லேயே வந்து பேஸ்டல் ப்ரௌன் பாடி ஆஃப் சாரியும் பேஸ்டல் க்ரீன் பாடியில் வரக்கூடிய புட்டா பார்த்துட்டிங்கன்னா காப்பர் அண்ட் சில்வர் இந்த ரெண்டில் வருதுங்க sari number five two four வாட்ஸ்அப்பில் நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி மெசேஜ் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த சாரீ உங்களுக்கு வேணும்னா மட்டும் அதாவது அது அவைலபிளாக இருந்தது அப்படின்னா உடனே உங்களுக்கு அது வேணும்னா மட்டுமே நீங்கள் வந்து புக் பண்ண சொல்லுங்கள் நம்ம உங்கள் மெசேஜ் பார்க்கும்போது அந்த சாரீ அவைலபிளாக இருந்து நீங்கள் புக் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம உடனே உங்கள் நம்பர் நோட் பண்ணிக்குவோம் உங்களுக்குமே கூட ஃபாரிங்கிற ரிப்ளை கொடுப்போம் அண்ட் இப்போ பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ராணி பிங்க் அண்டு லைட் என்ன சொல்ல டார்க் ரெட்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு ராணி பிங்க் மாதிரியே தான் இருக்கும் பல்லுவன் blouse body of sari navy blue ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் புட்டாசன் பல்லுவார் sari number five two four next sari number five two five body of sari peach கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூலேயும் இருக்குது அண்ட் இன்னொரு ரெக்வஸ்ட்டுங்க அண்ட் இம்பார்ட்டண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது குரூப்பில் போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டும்தாங்க செப்பரேட்டாக இப்போ இந்த டிசைனில் வேறு கலர்ஸ் இருக்கா இல்லை வேறு டிசைனில் வேறு கலர்ஸ் இருக்கா இந்த பாடிக்கு இந்த பல்லு கலர் வருதா ப்ளவுஸ் கலர் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணவும் முடியாதுங்க அந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாகவும் கலெக்ஷன்ஸ் வச்சுக்கலைங்க ஸோ உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் குரூப்லேயே தான் பார்த்து ஆன் டைமில் புக் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ ஃப்யூச்சரில் நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் மாதிரி செப்பரேட்டாக வச்சு நீங்கள் எப்போ கேட்டாலும் ஏதாவது கலர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா இருக்கிற கலர்ஸை காட்டுற மாதிரி ஆப்ஷன் வந்தது அப்படின்னா நம்ம உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் கலெக்ஷன்ஸ் கேட்டிங்கன்னா குரூப்பில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்து மட்டுமே ஆன் டைமில் புக் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வருது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வரும் இப்போ பார்த்ததில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்